வணக்கம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே வந்து April twenty six market open ஆனதே ஒரு ஹியூஜான ஒரு gap up thirty six thousand five hundred range கிட்ட ஓப்பன் ஆயிருக்கு நேற்று மார்க்கெட் ஒரு ஹியூஜ் கேப் டவுன் இன்னைக்கு கேப் அப் ஸோ மார்க்கெட் அப்படியே உல்ட்டாக தான் ட்ரேடிங் போகுது இந்த சார்ட் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் அப்போ பைக்கால் வந்தபடி ஃபினிஷ் ஆயிருக்கு ஸோ அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு எப்போ நமக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதோ செல் கால் ஜென்ரேட் ஆகும் ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு மார்க்கெட்டதுக்கு அப்புறம் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைட் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் நடந்துச்சு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் ஒரு பையிங் ட்ரெண்ட் பையிங் மூமெண்ட்லேயே மார்க்கெட் ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருந்துச்சு but once down trend start ஆனோன்னே நமக்கு இந்த சார்ட் நமக்கு இமீடியட்டாக இன்டிமேட் பண்ணுது ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at thirty six thousand four eighty அப்படின்ட்டு நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் அந்த ஒயிட் கலர் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல அதான் என்ட்ரி பாயிண்ட் குறிய லைனாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு கீழே இருக்க red colour lines target line மேலே இருக்க லைன் லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி stop loss line so future trader thirty six four eighty வர வரும்போது செல் பண்ணிக்கலாம் அதே ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டாரட் வந்து தேர்ட்டி சிக்ஸ் த்ரீ எயிட்டி எயிட்னு இருக்குது நைன்டி டூ பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த நைன்டி டூ பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போதைக்கு கிடச்சிருக்க செல்கால் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் மொமெண்டம் மாதிரி இருக்குது இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகி டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் செல்கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆஃப்டர் டென் மினிட்ஸ் இப்போ தான் மார்க்கெட் அகெயின் வந்து ஒரு டவுன் சைட் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகுது thirty six four hundred range கிட்டக்க வந்திருக்கு மார்க்கெட் அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த செல்லிங் ரேஞ்சிலே தான் அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி போயிட்டே இருந்துச்சு thirty six four eighty so சடனாக இப்போ ஒரு டவுன் அந்த டவுனில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு thirty six thousand three forty வரைக்கும் டவுன் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி டுமாரோ எக்ஸ்பைரி ஆக போகிற ஆப்ஷன் கம்மிங் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆக போகுது thirty six thousand five hundred put option இந்த month and option so put option பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ நைன்ட்டி செவனில் வந்தது ஃபோர் டுவெண்ட்டி ரேஞ்ச் போயிருக்கு அதே ஒரு out of the money thirty six thousand put option பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபோரில் வந்தது one ninety range two hundred வரைக்கும் மார்க்கெட் ரீச் வந்து கொடுத்துருக்கு டேரக்ட் ஆப்ஷன் சார்ட் பார்க்குறவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி சப்போர்ட்டிங் டூல் வேணும் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தர கால்ஸ் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ